வணக்கம் நண்பர்களே மியூசிக் மேக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் உங்கள் செல்வகுமார் இன்றைக்கி வந்து பேனசானிக் எஸ் ஒன் இந்த கேமராவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பேனசானிக் மைக்ரோஃபோ தேர்ட் சிஸ்டம்ஸில் தான் ஆரம்பித்தாங்க அவங்க அந்த மாதிரி கேமராஸ் பண்ணாலும் market trend is towards full frame எல்லாருமே ஃபுல் ஃப்ரேம் கேமரா தான் வேணும் அப்படின்னு அந்த ரிக்வெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க இப்போ கேனன் நிக்கான் ரெண்டு பேருமே ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு பேனசோனிக் எஸ் ஒன் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டி மார்க் ஃபோர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த கேமராவில் இந்த terms of size so mirrorless கேமரானா சின்னதாக தான் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது உங்கள் கைக்கு ஏதுவாக இருக்கணும் நீங்கள் ஷூட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிரிப் உள்ள கேமரா தான் உங்களால் நல்ல ஸ்டேபிளான ஷார்ட்ஸ் எடுக்க முடியும் இந்த கேமராவில் ஃபைவ் ஆக்சஸ் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்குது ப்ளஸ் லென்ஸும் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது ஸோ டியூவல் ஸ்டெபிளைசேஷன் இருக்கனால ரொம்ப லோ ஷட்டர் ஸ்பீட்ஸ் கூட நீங்கள் ஹேண்ட் ஹோல்டு பண்ணி பண்ணலாம் இந்த பட்டன் லே அவுட்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் விரல் ஏதுலையே நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அங்கே அங்கே போய் மெனுக்குள்ளே சர்ச் பண்ண வேண்டியதில்லை எல்லாத்துக்கும் டெடிக்கேட்டட் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நாப்ஸ் கொடுத்துருக்காங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஒன்று எஸ்டி கார்ட் ஸ்லாட் இன்னொன்று வந்து சோனியோட XQD card slot XQD card slot வந்து டேட்டா ரேட் ஃபாஸ்டர் ஸோ வந்து அவங்க லேட்டர் வந்து ஃபோர் டூ டூ டென் பெட்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கேபிள் டிஸ் ஃபேர்ம்வேரில் கொடுக்க போகிறாங்க ஸோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்கியூடி கார்ட் ஸ்லாட் ப்ளஸ் எஸ்டியும் இருக்குது ஸோ ரெண்டு கார்ட் ஸ்லாட் இருக்கனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு in terms of auto focus பார்த்தீங்கன்னா அவங்க ஜிஹெச் ஃபைவ் ஜிஹெச் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தா அதே டைப் ஆஃப் ஆட்டோ ஃபோக்கஸ் தான் இதில் பண்ணியிருக்காங்க பட் கொஞ்சம் ஸ்லைட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ வீடியோ சைடில் அது ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணுது ஸ்டில்ஸுக்கு ஃபண்டாஸ்டிக் ஸ்டில்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபினாமினலாக இருக்குது வெரி வெரி ஃபாஸ்ட் இதை தவிர ஸ்டில்ஸில் பார்த்தீங்கன்னா major capabilities low light performance இதை வந்து பற்றி பேசாமல் இருக்க முடியாது அவ்வளோ ஒரு ஃபினாமினலான low light performance up to fifty one thousand eight hundred வரைக்குமே யூஸபிளாக இமேஜஸ் இந்த கேமராவில் ஜென்ரேட் பண்ண முடியுது நான் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸ் லைட்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து சில டெஸ்ட் சினாரியோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டப் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து இந்த சீரியல் லேம்ப்ஸ் வச்சு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் சில ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு அகல் விளக்கோட ஒளியிலேயே ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் பண்ணியிருக்கேன் ஒரு மாடல் வச்சு ஸோ இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட லோ லைட் கேபிலிட்டி உங்களுக்கு ஃபினாமினலாக புரியும் ஸோ நம்ம அந்த டெமோவுக்கு போகலாம் now we are seeing a low light photography session on the Panasonic S one so I am now exposing Sharada totally with the lamps so the full exposure is with the lamps and the ISO is set at 32,000. See how amazing these pictures come out. The noise is totally non-existent in the shots. இந்த டெமோ உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் ஐஎஸ்ஓவில் அந்த இருக்க இமேஜ் வந்து எந்த வித நாய்ஸுமே நம்மளுக்கு விசிபிளாக தெரியல அப்படியே அந்த இருக்க நாய்ஸ் கொஞ்சம் இருக்க நாய்ஸுமே வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக்காக இருக்குது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபி பிரிண்ட் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அது ஒரு ஃபினாமினல் ஃபீச்சர் இந்த கேமராவில் அதை தவிர பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல fully weather seal body it's built like a டேங்க்னு சொல்லலாம் ஸோ வந்து உங்களுக்கு எந்த வித காம்ப்ரமைஸும் கிடையாது நோ காம்ப்ரமைஸ் பாடி அது இந்த கேமராவோட விலை டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் இது கொஞ்சம் ஹை தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஆனால் வந்து அந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் இருக்குது ஏன்னா இந்த லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அன்பீட்டபுளாக இருக்குது அதில் வந்து யாருமே பக்கத்தில் வந்துட முடியாது ஸோ உங்களுக்கு கேண்டிட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃப்ளாஷே தேவையில்லை ஃப்ளாஷ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும் ஃப்ளாஷ் பொறுத்த வரைக்கும் மேலே ஒரு ஹாட் ஷூ கொடுத்துருக்காங்க ஸோ நான் இங்கே காடாக்ஸ் பேனசானிக் ட்ரிகர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணலாம் இந்த கேமராவில் ஆனால் வந்து லோ லைட் அந்த அளவுக்கு ஃபினாமினலாக இருக்கனால உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன்ஸ்க்கு அவைலபிள் லைட்லேயே ஃபண்டாஸ்டிக் ஃபோட்டோஸ் நீங்கள் இந்த கேமராவில் எடுக்கலாம் இதை தவிர பார்த்தீங்கன்னா slow motion one eighty frames பண்ணலாம் ஃபுல் ஹெச்டியில் அஃப்கோர்ஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் அதில் ஒர்க் பண்ணாது பட் வந்து ரொம்ப டீசெண்டான performance in terms of slow motion video ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங் ஜிஹெச்ஃபையோட பெட்டர் ஆனால் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் அதில் கொஞ்சம் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்ன்னு சொல்லலாம் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணணும் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் in terms of five axis image stabilisation இது ஃபினாமினலாக இருக்கனால உங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸு நீங்கள் ஹேண்டல்டாகவே எடுக்கலாம் ட்ரைபாடே தேவையில்லை ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்பயுமே வந்து கேமராவை எடுத்து கண்ணில் வச்சு வியூ ஃபைண்டர் வழியாக இமேஜை பார்த்து ஷூட் பண்ணுறதா நீங்கள் விரும்புவீங்க ஸோ அந்த விதத்தில் five point six million dots OLED view finder அவங்க கொடுத்துருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு அந்த உள்ள லைஃப் லைக் அந்த ஆப்டிக்கல் வியூ ஃபைண்டரோட பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த வியூ ஃபைண்டர் நீங்கள் அது வழியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் புரியும் it is so fantastic so வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் ஃபார் சில் சொல்லியே ஆகணும் it is tack sharp and ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ளஸ் அனிமல் டிடெக்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எல்லோரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஐடியல் மிரர்லெஸ் ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு தான் இதை சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ செஞ்சு போட போட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இது உங்கள் செல்வகுமார் மியூசிக் மேக் சேனலுக்காக நன்றி